அனைவருக்கும் வணக்கம் க்ரூடாயில் ஒன் மினிட் சார்ட் பார்க்குறோம் இன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா ஜூன் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு லெவன் தேர்ட்டி ஃபைவ் ஆகுது ஆக்சுவலி எப்பயுமே வந்து ஆஃப்டர்நூன் மார்க்கெட் தான் நம்ம ரொம்ப மெயினாக க்ரூடாயிலுக்கு ஃபோக்கஸ் பண்ணுவோம் அதுக்கு ப்ரீவியஸாகவே ஒரு பைக்கால் வந்து ஜெனரேட் ஆச்சு அந்த பைக்கால் நல்ல ஒரு மொமெண்டம் இருந்துச்சு ஸோ அதை ஷோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்குறோம் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு பைக்கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு பைக்கால் வந்திருக்குன்றனால இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு இமிடியட்டாக கேண்டில் ஓப்பன் ஆகும்போது க்ரீன் கலரில் ஓப்பன் ஆகிட்டு buy at eight nine three two அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்ட்ரி பாயிண்ட் வந்து கிடச்சிருக்கு மேலே இருக்க க்ரீன் கலர் லைன்னா டார்கெட் லைன்ஸ் கீழே இருக்க ரெட் கலர் லைன் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாப் லாஸ் லைன் இந்த சார்ட்டில் இந்த மாதிரி தான் ஒவ்வொரு நாளும் அதுவே மார்க்கெட்னுடைய மூமெண்ட் அந்த பிரேக் அவுட் அதுக்கேற்ற மாதிரி நமக்கு கேண்டலினுடைய கலரை சேஞ்ச் பண்ணி ட்ரெண்ட் என்ன அப்படின்றத இன்டிமேட் பண்ணும் ஸோ ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா செல் கால் இருந்துச்சு அதனால் நமக்கு இப்போ வந்தால் பை கால் தான் வரும்னு நமக்கு தெரியும் ஸோ ஆப்போசிட் கால்ஸ் மட்டும்தான் வந்து இந்த சார்ட்டில் வந்து ஜெனரேட் ஆகும் ஸோ அதனால் இப்போ நமக்கு கரண்ட்டில் அப்பர் சைடில் பிரேக் அவுட் ஆனதுனால நமக்கு ஒரு பை கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு பை கால் என்ட்ரி பாயிண்ட் வந்து எயிட் நைன் த்ரீ டூ இதில் ஃபஸ்ட் டாரட் பார்த்தீங்கன்னா eight nine fifty four range இருக்குது ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி டூ பாயிண்ட் மேலே டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குது ஸோ இந்த டுவெண்ட்டி டூ பாயிண்ட்டை எப்படி மூவ் பண்ணி எப்படி பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்றத பார்க்க போகிறோம் கால் ஜென்ரேட் ஆகிட்டு ஒரு ஃபோர்டீன் மினிட்ஸ் கழிச்சு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட் ஆர்ட் ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆயிருக்கு அதுக்கப்புறமும் மார்க்கெட் நல்ல ஒரு புல்லிஷ் மொமெண்டம் புல்லிஷ் ட்ரெண்டில் இருந்ததுனால கண்டினியூஸாக மார்க்கெட் மேலே ஏறி second target break out nine thousand range பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்டர் டுவெல் பிஎம் வந்து பிரேக் அவுட் வந்து கொடுத்துச்சு நைன் தௌசண்டோட நிற்கல மார்க்கெட் அப்படியே தொடர்ந்து ஏறிட்டே இருந்தது நைன் தௌசண்ட் சிக்ஸ்டி செவன்ட்டி ரேஞ்செலாம் ட்ரேடிங் வந்து போச்சு அப் டு ஒரு ஒன் தேர்ட்டி அந்த யூரோப்பிய மார்க்கெட் ஓப்பனிங் ஃபுல்லாகவே அடுத்து டுவெல் ஓ கிளாக்லேருந்து ஒரு டூ ஹவர்ஸ் கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பையிங் மொமெண்டம் தான் பையிங் ட்ரேட் தான் ட்ரேடிங் வந்து போச்சு இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு டூ ஓ கிளாக் மேலே ஆகுது மார்க்கெட்னுடைய மொமெண்டம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சேஞ்ச் ஆகுது தொடர்ந்து ஒரு டவுன் சைடு இறங்கினால இப்போ மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் செல்லிங் ட்ரெண்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சார்ட் நமக்கு இன்டிமேட் பண்ணுது அதனால் நமக்கு ரெட் கலரில் கேண்டில் வந்து ஓப்பன் ஆயிருக்கு ஸோ இவ்வளோ நேரம் க்ரீன் கலரில் இருந்த கேண்டில் இப்போ நமக்கு ரெட் கலராக சேஞ்ச் ஆகிட்டு sell at nine zero one nine அப்படின்ட்டு நமக்கு என்ட்ரி பாயிண்ட் வந்து கிடச்சிருக்கு இருக்கு அடுத்து கீழே இருக்க ரெட் கலர் லைன்ஸ் தான் டார்கெட் லைன் மேலே இருக்க லைன் வந்து லாஸ் கண்ட்ரோல் பண்ணுறக்காண்டி ஸ்டாப் லாஸ் லைன் இதில் நமக்கு ஃபஸ்ட் டார்கெட் பார்த்தீங்க அப்படின்னா eight nine ninety six range இருக்கு ஸோ அதுக்கு நைன் தௌசண்டை பிரேக் அவுட் பண்ணணும் நைன் தௌசண்டை பிரேக் அவுட் பண்ணுதா இல்லை மார்க்கெட் ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகுதான்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் தொடர்ந்து வந்து மேலே தான் ரிவர்ஸ்லேயே தான் ட்ரேடிங் வந்து போச்சு மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சம் டவுன் சைடு இறங்கலை அதனால் மேலே ஸ்டாப் லாஸ் லைன் பார்த்தீங்க அப்படின்னா கிராஸ் அவுட் வந்து கொடுத்துருக்கேன் உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் இந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டிங் டூல் உங்களுக்கு வேணும் லைவ் மார்க்கெட்டில் பார்த்தோன்னே ட்ரேட் பண்ணுறதுக்கு ட்ரெண்ட் தெரிஞ்சுக்கிறதுக்கு கால்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஹைன் மெசேஜ் அனுப்புங்க இதை பற்றின சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் அனுப்புகிறோம் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க்யூ